அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வபர்காத்துஹூ வெல்கம் டு ரொம்ப ஈஸி நான் உங்கள் முகமது ரியாஸ் இன்றைக்கி நாம் கைன் மாஸ்டர் மொபைல் அப்ளிகேஷனில் உங்கள் மொபைலில் உங்கள் கையில் இருக்க ஸ்மார்ட் ஃபோன்லேயே குரோமோக்கி அப்படிங்கிற ஆப்ஷனை எப்படி பயன்படுத்தலான்னு பார்க்கலாம் இந்த க்ரீன் ஸ்க்ரீன் போட்டு பின்னாடி இருக்கிற பேக்ரவுண்டில் மாற்றுவாங்க பாருங்கள் இந்த மாதிரி ஓடுது பார்த்தீங்களா அதுக்கு க்ரீன் ஸ்க்ரீன் தான் இருக்கணும்னு தேவையில்லை மூணு கலர்ஸை சப்போர்ட் பண்ணும் ப்ளூ ரெட் அண்ட் க்ரீன் மூணு கலர்ஸு குரோமோக்கி சப்போர்ட் பண்ணும் மூணு கலர்ஸை குரோமோக்கி சப்போர்ட் பண்ணாது ஒயிட் கிரே பிளாக் இந்த மூணு கலர் சப்போர்ட் பண்ணாது இப்போ நான் ப்ளூ ஸ்க்ரீன் தான் வச்சுருக்கிறேன் எப்படி இதை வந்து பின்னாடி வந்து கிராஃபிக்ஸை மாற்றினேன் அப்படிங்கிறத பொறுமையாக சொல்லித்தரேன் ஸ்கிப் பண்ணால் பாருங்கள் ஸ்கிப் பண்ணிங்கன்னா டீட்டெயில்ஸ் புரியாமல் போயிடும் கைன் மாஸ்டர் டுட்டோரியல்ஸ் யூடியூப் சம்மந்தமான டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் இந்த மாதிரி நிறையா வீடியோஸ் போடுவேன் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் இப்போ கைன் மாஸ்டர் மொபைல் ஆப்பில் இந்த க்ரீன் ஸ்க்ரீன் அனிமேஷன் ஸ்க்ரீன் கூட இல்லை நான் ப்ளூ ஸ்க்ரீன் தான் பண்ணியிருக்கேன் பண்ணுறக்காக ஃபஸ்ட்டு வந்து இந்த ப்ளஸ் பட்டனை கிளிக் பண்ணி ஒரு நியூ ப்ராஜெக்ட் போய்க்கிறேன் இந்த ப்ளஸ் பட்டன் கிளிக் பண்ணேன்னு சொன்னால் இந்த ஆஸ்பெக்ட் ரேஷியோன்னு வருது இதில் வந்து சிக்ஸ்டீன் இஸ் டூ நைன் இதை தான் யூடியூப்புக்கு நான் இப்போ வீடியோ எடுத்து வச்சுருக்கிற ரேஷியோ அதனால் இதையவே செலக்ட் பண்ணி நான் ஒரு புது ப்ராஜெக்ட் போட்டேன் புது ப்ராஜெக்ட்டுக்கு வந்தாச்சு இங்கே இருக்கிற ப்ரைமரி டைம்லைனில் என்ன பேக்ரவுண்ட் நமக்கு வரணுமோ அது இருக்கணும் நீங்கள் க்ரீன் ஸ்க்ரீனோ இல்லை ப்ளூ ஸ்க்ரீனோ ரெட் ஸ்க்ரீனோ வச்சு எடுத்துருக்கிற அந்த வீடியோ செகண்டரி டைம்லைனாக வரணும் மறந்துடாதீங்க அந்த க்ரீன் ஸ்க்ரீன் வீடியோ வந்து செகண்டரி டைம்லைனில் வந்தால் மட்டும்தான் chroma key chroma key option வந்து என்னபிள் ஆகும் நீங்கள் வந்து ப்ரைமரி டைம்லைனில் வச்சுக்கிட்டு நீங்கள் அந்த லேயரை செலக்ட் பண்ணி இந்த இந்த சைடில் வந்து குரோமா கீ ஆப்ஷன் வரல அப்படின்னு சொல்லி தேடினீங்கன்னா உங்களுக்கு கிடைக்காது அது எப்படின்னு சொல்லி நான் காமிச்சிட்றேன் இப்போ ஃபஸ்ட்டு நான் மீடியா பட்டனை கிளிக் பண்ணி மீடியாக்குள்ளே போகிறேன் என்னோடய ஃபோனோட இன்டர்னல் மெமரி செலக்ட் பண்ணிட்டேன் ஃபோனில் வந்து நான் குரோமோக்கி அப்படின்னு சொல்லி வரேங்க இந்த இங்கே தான் ஃபோ இந்த ஃபோல்டரில் போட்டு வச்சுருக்கிறேன் இந்த ஃபைல்ஸ் தான் நான் இப்போது எடிட் பண்ணி காமிக்க போகிற ஃபைல்ஸு அதில் இது தான் வந்து ப்ளூ ஸ்க்ரீனில் நான் எடுத்து வச்சுருக்கிற வீடியோ அது எப்படி என்ன எப்படி எடுத்திருக்கேன்னு சொல்லி ப்ளே பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வபர்காத்துஹூ வெல்கம் டு ரொம்ப ஈஸி நான் உங்கள் முகமது ரியாஸ் இன்றைக்கி நாம் கைன் மாஸ்டர் மொபைல் அப்ளிகேஷனில் உங்கள் இந்த மாதிரி இப்போ இதில் இருக்கிற இந்த ப்ளூ ஸ்க்ரீனை எடுக்கணும் இது நான் வந்து ஃப்ரண்ட் கேமராவில் எடுத்துருக்கிறதுனால வலது கையில் நான் அஸ்லாமலைக்கு கை தூக்குறேன் இடது கை காமிக்குது இந்த இமேஜ் வந்து இந்த வீடியோ வந்து மிரர் பண்ணணும் இதெல்லாம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இப்போ இது வந்து தேவையில்லை நான் ப்ரிவியூ காமிக்கிறக்காக இப்போ இது ஒன்று இது வந்து செகண்டரி டைமில் என்னத்தான் ஆட் பண்ணுவோம் அதனால் இதை க்ளோஸ் பண்ணிடுறேன் ப்ரைமரி டைம் லைனில் இந்த ஒன்று இந்த ஃபோட்டோ இந்த ஃபோட்டோ இந்த ரெண்டு வீடியோ இதைத்தான் ஆட் பண்ண போகிறோம் ஃபஸ்ட்டு இந்த ஃபோட்டோவை கிளிக் பண்ணி டைம் லைனுக்குள்ளே வந்துருச்சு ரெண்டாவது இது மூணாவது இந்த கலர்ஃபுல்லாக இருக்கிற இந்த வீடியோ அப்புறம் நாலாவது இந்த வீடியோ இதெல்லாம் வந்துருச்சு நான் இப்போ இதை முதல்ல இங்கே ஓகே கொடுக்கணும் ஓகே கொடுத்துட்டேன்னா ப்ராஜெக்ட்டுக்குள்ளே போயிடுவேன் ஓகே கொடுத்துட்டேன் இப்போது இது முன்னாடி ஃபஸ்ட்டு பிகினிங்கு போகிறதுக்கு இதை கிளிக் பண்ணி பிரிங் டு ஃப்ரெண்ட் வந்துட்டேன் முன்னாடி ஃபஸ்ட்டு வந்தாச்சு ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டாக இருக்கிற இந்த ஃபோட்டோ இந்த ஃபோட்டோ வந்து ஸ்க்ரீனுக்கு ஃபிட் ஆகாமல் இதாக இருக்குது இதை முதல்ல பேன் அண்ட் ஜூம் அப்படின்னு சொல்லி இங்கே ஒரு ஆப்ஷன் இருக்குது இதை செலக்ட் பண்ணி இந்த ஃபோட்டோ ரெண்டு வரல யூஸ் பண்ணி நான் இந்த ஃபோட்டோவை அப்படியே பெருசு பண்ணி ஸ்க்ரீனுக்கு ஃபிட் பண்ணிவிட்டு இது ஸ்டா இந்த வீடியோ ஓடும்போது ஸ்டார்டிங்கிலேருந்து இது ஸ்டார்டிங் பொசிஷனில் பெருசாக இருக்குது எண்டு பொசிஷன்லேயும் நமக்கு பெருசாக தான் இருக்கணும் அதுக்காக என்ன சைஸ் வைக்கிறேன்னா ரெண்டையும் லாக் பண்ணி வைக்கணும் இப்படி வைக்கணும் இதுக்கு இங்கே இருக்க வரீங்க இந்த பட்டன் இதை கிளிக் பண்ணிக்கிறேன் ஸ்டார்டிங் எண்டு ஒரே மாதிரி இருக்கும் இங்கே வந்து ஓகே கொடுத்துட்றேன் இதே இது தான் இதுக்கும் இந்த ஃபோட்டோ சின்னதாக தான் இருக்குது நான் வந்து பேன் அண்ட் ஜூம் ஆப்ஷன் போய் கிளிக் பண்ணுறேன் இங்கே கிளிக் பண்ணிவிட்டு இந்த ஃபோட்டோவை ரெண்டு விரல வச்சு இப்படி பெருசு பண்ணுறேன் பேன் அண்ட் ஜூம் பண்ணிவிட்டேன் இந்த ஃபோ இதை கிளிக் பண்ணி ஃபோட்டோவோட ஸ்டார்ட் பாயிண்ட் பொசிஷனையும் எண்டு பொசிஷனையும் ஒரே மாதிரி பண்ணிவிட்டேன் இங்கே ஓகே பட்டன் கிளிக் பண்ணி ஓகே கொடுத்துட்டேன் இப்போது ப்ளே டைம் லைனில் இது இருக்குது அப்புறம் இந்த கலர்ஃபுல்லாக இந்த வீடியோ இது கொஞ்சம் லென்த்தியாக இருக்குது இந்த ஃபோட்டோஸ்லாம் கொஞ்சம் சின்னதாக இருக்குது இப்போ ஃபோட்டோவை செலக்ட் பண்ணி இந்த எல்லோ மார்க்கை கொஞ்சம் பெருசு பண்ணிக்கிறேன் இதையும் செலக்ட் பண்ணி இது கொஞ்சம் டைம் லைனில் ஃபோட்டோ கொஞ்சம் லென்த்தாக வர மாதிரி பண்ணிவிட்டு இந்த கலர் இது இருக்குது பார்த்திங்களா இதை செலக்ட் பண்ணி இதை கட் பண்ணிக்கிறேன் இவ்வளோ வேண்டியதில்லை இவ்வளோ இந்த கிராஃபிக்ஸ் வந்து இங்கே இவ்வளோ கட் பண்ணிக்கிறேன் ட்ரிம் டூல் எடுத்து கத்திரிக்கோல் எடுத்து இது எக்ஸ்ட்ராவாக இங்கே இருக்கிறதெல்லாம் வேணான்னு கட் பண்ணிவிட்டு இங்கே வந்து ஓகே கொடுத்து உள்ளே வந்துட்டு ஓகே இப்போது இந்த ஃபோட்டோஸ் எல்லாம் தான் நமக்கு இந்த இந்த ஃபோட்டோ ஒன்று அடுத்தபடியாக இந்த ஃபோட்டோ அதுக்கு அடுத்தது இந்த கலர்ஃபுல் பேக்ரவுண்டு அப்புறம் இந்த வீடியோ இதெல்லாம் தான் நமக்கு வந்து வீடியோவில் தெரிய போகுது இதெல்லாம் ப்ரைமரி டைம் லைனில் வந்துடும் முதல்ல இதை ப்ரைமரி டைம் லைனில் நீங்கள் கொண்டு வந்துட்டு தான் செகண்டரி டைம் லைனில் தான் அந்த க்ரீன் ஸ்க்ரீன் வீடியோவை கொண்டு வரணும் ப்ளூ ஸ்க்ரீனோ ரெட் ஸ்க்ரீனோ ஏதோ ஒன்று நீங்கள் பண்ணி வச்சுருக்கீங்களா அதுக்கு வந்து இப்போது முதல்ல மீடியாவில் வந்து ப்ரைமரி டைம் லைனுக்கு கொண்டு வந்தீங்க மீடியா பட்டனை கிளிக் பண்ணி உள்ளே போய் கொண்டு வந்தீங்க இப்போ வந்து லேயர் பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா அதுக்குள்ளே ஒரு மீடியா இருக்குது இங்கே ஒரு இங்கே ஒரு மீடியா இருக்குது இது கிளிக் பண்ணிங்கன்னா இது வந்து செகண்டரி டைம்லைனில் வீடியோவை கொண்டு வரக்குள்ள மீடியா பட்டன் இப்போ இந்த மீடியா பட்டன் கிளிக் பண்ணி ஃபோனோட இன்டர்னல் மெமரிக்கு போகிறேன் அதே குரோமோக்கு அந்த ஃபோல்டருக்குள்ளே தான் அதை கிளிக் பண்ணி உள்ளே போகிறேன் இப்போ இந்த வீடியோவை நான் செகண்டரி டைம்லைனுக்கு எடுத்துகிட்டு வந்துட்டேன் பார்த்தீங்களா கீழே வந்துருச்சு இந்த ஃபோட்டோ இந்த ஃபோட்டோ வந்து பின்னாடி இருக்குது வீடியோ வந்து முன்னாடி இருக்குது இப்போ இந்த வீடியோ வந்து ஸ்க்ரீனுக்கு ஃபிட் பண்ணிவிட்டு இந்த எல்லோ பேக்ரவுண்டை கட் பண்ணணும் சரிங்களா இப்போ இதை ஃபிட் பண்ணுறக்கு ஈஸியாக ஒரு ஆப்ஷன் இருக்குது இங்கே இருக்க வருங்க ஸ்ப்ளிட் ஸ்க்ரீனுங்கிற இந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணிவிட்டு இந்த பட்டன் இங்கே இருக்கிற button set as default default ஆக்கிடு இதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்கள் பே இப்போ ஸ்க்ரீனில் ஃபுல்லாக ஃபிட் ஆகிடுச்சு இப்போ வந்து இங்கே ஓகே கொடுத்து நான் இதை ஓகே கொடுத்துட்றேன் ஓகே கொடுத்துட்டேன்னா இப்போ திருப்பி இதை செலக்ட் பண்ணி ப்ளூ ஸ்க்ரீனை நான் இந்த கலர் அட்ஜஸ்ட்மெண்ட் கொஞ்சம் பண்ணிக்கிறேன் இந்த இந்த ஸ்க்ரீ இந்த கலர் அட்ஜஸ்ட்மெண்ட்டை செலக்ட் பண்ணி முதல்ல போய் ஹொயோ கொஞ்சம் ஏற்றிக்கிறேன் கொஞ்சம் கான்ட்ராஸ்ட் பண்ணிக்கிறேன் அப்போ தான் அந்த க முடியெல்லாம் தாடி முடி கருப்பாக இருக்குது கருக்காக கருப்பாக கொஞ்சம் தெரியும் அதுக்காக வேறு ஒன்றும் இல்லை கொடுத்துட்டு கொஞ்சம் ஏற்றிக்கிட்டேன் கொஞ்சம் கலர் கலர் செலெக்ஷன் பண்ணி ஓகே கொடுத்து வந்துட்டேன் இப்போ செகண்டரி டைம் லைனில் இது இருக்குது அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வபர்காத்து இதை வந்து குரோமாக்கு இந்த இந்த ப்ளூ ஸ்க்ரீனை ப்ளூவை தூக்கியெல்லாம் இந்த எண்ணெய் மட்டும் வச்சுக்கலாம் பேக்ரவுண்டில் இந்த ஃபோட்டோ தெரியணும் அதுக்கு இந்த செகண்டரி டைம்லைன் இருக்குது இந்த வீடியோவை செலக்ட் பண்ணிவிட்டு பாருங்கள் இந்த க்ரோ குரோமாக்கிங்கிற ஆப்ஷன் என்னபிள் இருக்குது நீங்கள் செகண்டரி ஃபஸ்ட் ப்ரைமரியில் வந்து பேக்ரவுண்டு வராத வச்சுட்டு அதுக்கு மேலே வந்து செகண்டரி டைம் லைனில் வந்து உங்களுக்கு க்ரீன் ஸ்க்ரீன் வீடியோவை கொண்டு வந்து வச்சுட்டு அதுக்கப்புறம் செ அதை செலக்ட் பண்ணிங்கன்னா எல்லோ கலரில் செலக்ட் ஆகும் செலக்ட் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா தான் குரோமோக்கி ஆப்ஷன் வரும் இதை செய்யாமல் நீங்கள் வந்து ப்ரைமரி டைம் லைன்லேயே வச்சுட்டு எனக்கு குரோமோ கீ வரல வரல என்னோடய இதில் என்ன பில் ஆகலை அப்படின்னு சொல்லி நினச்சிக்காதீங்க இப்போ குரோமோ கீ ஆப்ஷனை கிளிக் பண்ணுறேன் கிளிக் பண்ணோம்னு உள்ளே போயாச்சு இதுதான் அந்த ஆப்ஷன் இதில் வந்து இங்கே என்னேபிள் பட்டன் கொடுத்து என்னேபிள் கொடுக்குறேன் என்னேபிள்னு கொடுத்தோன்னே இந்த மாதிரி ஆயிடுச்சு பார்த்தீங்களா நெகட்டிவ் மாதிரி ஆயிடுச்சு இந்த ப்ளூவெல்லாம் கருப்பாயிடுச்சு என்னோடய படம் இந்த கிரே இருக்குதா இதை ஃபுல்லாக ஒயிட் பண்ணிட்டீங்கன்னாவே போதும் அவ்வளோதான் அவ்வளோதான் மேட்ருங்க இப்போ ஃபுல்லாக ஒயிட் பண்ணிவிடுங்க இதை கொஞ்சம் இந்த இந்த என்னோடய தாடி முடி இருக்கிற சைடெல்லாம் கொஞ்சம் பாருங்கள் அந்த ப்ளூ கலர் தெரியுது இதை இந்த ஷோ மாஸ்க் அப்படிங்கிறத தூக்கிட்டு மாஸ்க் இங்கே தூக்கிட்டு பார்த்தீங்கன்னா தெரியும் இங்கெல்லாம் வந்து லைட்டாக ஓரங்களில் அந்த ப்ளூ தெரியுது அதனால் ஷோ மாஸ்க்கை திருப்பி போட்டு இதை கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணுறேன் அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு அட்ஜஸ்ட் பண்ணணுன்னா ஓகே ஓகேங்களா இந்த அளவு வச்சுட்டு இதில் என்ன டீட்டெயில் கர்வ்ஸ் கொடுக்கணுன்னா நான் இது வந்து கர்வ்ஸ் இன்னும் கொஞ்சம் அந்த ப்ளூவெல்லாம் போயிடுச்சு அது இருக்க ப்ளூவெல்லாம் போயிடுச்சு இது ஓகே கொடுத்துட்டு அவ்வளோதாங்க ப்ளூ காணாம போயிடுச்சு அந்த ப்ளூ காணாம போயிடுச்சு பேக்ரவுண்டில் ஃபோட்டோ வந்துச்சு அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வபர்காத்துஹூ வெல்கம் டு ரொம்ப ஈஸி நான் உங்கள் முகமது ரியாஸ் இன்றைக்கி நாம் கைன் மாஸ்டர் மொபைல் அப்ளிகேஷனில் உங்கள் மொபைல் உங்கள் கையில் இருக்க ஸ்மார்ட் ஃபோன்லேயே குரோமோக்கி அப்படிங்கிற ஆப்ஷனை எப்படி பயன்படுத்தலாம்னு பார்க்கலாம் இந்த கிரீன் ஸ்க்ரீன் இந்த என்னோட கண்ணாடியில் அந்த ப்ளூ கலர் ரிஃப்ளெக்ட் ஆகிறனால அதுவும் சேர்ந்து வந்து ஒப்பேக்காய் பின்னாடி இருக்கிற கலர் தெரியுது அது இல்லாமல் செய்யலாம் ஆனால் பேசிக் டுட்டோரியலுக்கு அது தேவையில்லை வீடியோ லென்த் ரொம்ப ஜாஸ்தி ஆயிரும் நான் அதனால் இதோட முடிச்சுக்கிறேன் நீங்கள் இப்படி பண்ணிவிட்டு அனிமேஷனை ஒரு தடவை ரன் பண்ணி பார்த்துட்டிங்கன்னா நீங்கள் இதை வெட்டி எறிஞ்சிடலாம் ட்ரிம் பட்டன் போய் ட்ரிம் பண்ணி இதை வெட்டி இருந்தோம் எரிஞ்சிட்டு இவ்வளோதாங்க பண்ணியாச்சு பேக்ரவுண்ட் வந்துருச்சு நீங்கள் இந்த ஷேர் பட்டன் கொடுத்துட்டிங்கன்னா ஷேரிங் ஆப்ஷன் வரும் ஃபோர் கேல எக்ஸ்போர்ட் பண்ணணுன்னா எக்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம் இன்னும் மு வீடியோ முடிஞ்சிச்சுன்னு நினைக்காதீங்க முடியல பொறுங்க வெயிட் டிஷர்ட் தைக்கிறதுக்கு திருப்பூர் எங்கள் பனியன் கம்பெனியில் இருந்த அந்த red red colour blue colour துணி தான் நான் வந்து அந்த க்ரீன் ஸ்க்ரீன் மேட்டுக்காக யூஸ் பண்ணிக்கிட்டேன் அமேசானில் தான் போய் அந்த க்ரீன் மேட் வாங்கணும் அதுக்கு ஸ்டாண்டெல்லாம் வாங்கணுங்களாம் அவசியம் இல்லை பாருங்கள் நான் இப்படி தான் வச்சு என்னோடய வீட்டில் எடுத்துருக்கிறேன் ஸ்க்ரீன் தொங்க விட்ற அந்த இதில் தான் வந்து இந்த துணி தொங்க விட்டு வீடியோவே எடுத்தேன் அவ்வளோதான் சிம்பிள் வல்லவனுக்கு புல்லும் ஆயுதம்னு இருக்கிறத சிம்பிளாக வச்சு நம்ம யூஸ் பண்ணிக்க வேண்டியது தான் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்